அறுபது வயசுக்கு மேலான ஒரு வயதான காதல் ஜோடி வெயில் காலத்தில் ஒரு நாள் ஒரு இளநீர் கடைக்கு போகிறாங்க போனால் அவங்க கிட்ட ஒரே ஒரு இளநீர் வாங்கிறதுக்கு தான் காசு இருக்குது ஒரு இளநீர் வாங்கிட்டு அதில் ஒரு ஸ்டாப் போட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி குடிச்சுக்கிட்டே இருக்காங்க பத்து நிமிஷம் ஆகியும் அந்த இளநீர் காலியாகவே இல்லை என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்ததுக்கு அந்த தாத்தா பாட்டி தானே வீட்டில் வேலை செய்கிறாங்க அவங்க கூட்டிக்கிட்டும் சொல்லி விட்டு கொடுக்குறாரு அந்த பாட்டி தாத்தாக்கு தான் உடம்பு முடியாது அவர் கூட்டிக்கிட்டும் சொல்லி விட்டு கொடுக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அன்பை பரிமாறிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்தால் அந்த இளநீர் கடைக்காரர் அவங்களுக்கு இன்னொரு இளநீரை பரிசா தராரு அவங்க வேணான்னு சொல்கிறாங்க இது உங்கள் அன்புக்கான பரிசா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு சொல்கிறாரு அப்போ அந்த இளநீர் கடைக்காரர் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த காலத்துலையும் எப்படி இவ்வளோ அன்பு இவ்வளோ பாசத்தோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க எங்க காலத்துலாம் ஒரு உறவு முறிஞ்சு போனால் அதை நாங்கள் சேர்த்து வைக்க ஒட்ட வைக்க ட்ரை பண்ணுவோம் இப்போலாம் ஒரு உறவு மேலே நம்ம உரிமையாக கோவப்பட்டா கூட அவங்க வேற ஒரு உறவை தேடி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விட்டு கொடுத்து போகிறதும் விலகி போகாமல் பார்த்துக்கிறதும் ஒருத்தர் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு அன்பும் காதலும் மட்டுமே நம்ம கடைசி காலங்கள் வரைக்கும் நீடிக்கும் உனக்காக ஒருவன்